எல்லாம் வீணானதா முயற்சி எல்லாம் பாலானதா ஒன்றுக்கும் உதவாகாதவன் உன் நம்பிக்கை அபிமானி ஏக்கங்கள் எல்லாம் உனக்காய் உனக்காய் நிறைவேற்றி முடிப்பார் கனவில் இல்லா மேலான வாழ்வை பூமியில் வாழ உதவி செய்வார் காத்திருந்து காலம் முடிந்தது Yeah.